hi guys welcome to this channel இந்த வீடியோ பன்னெண்டாம் வகுப்பு பொது மாணவர்களுக்கு பொது தேர்வு சமமான ஒரு மகிழ்ச்சியாக வழங்கக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் போது இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்து பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சற்றுமுன் வந்த முக்கிய தகவல் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு ஒரு திடீர் மாற்றம் மாணவர்கள் மகிழ்ச்சி இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற ஸோ முடிஞ்ச வரையும் அப் டு வரையும் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கொரோனா வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வரதுனால குறைஞ்ச ஒரு மூணு நாளில் வந்து இதே டவுட் தான் பொது தேர்வு நடக்குமா நடக்காதா ஸோ அதனால் மருத்துவம் கொடுத்த விளக்கத்தை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா அந்த வீடியோ பாருங்கள் ஐ கொடுக்குறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இப்போ மகிழ்ச்சியான செய்தியை பார்க்க போகிறோம் என்னென்னா சிபிஎஸ்சி e மாணவர்கள் சேர்ந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்கல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஸோ பொது தேர்வு வேண்டாம் இந்த டைமில் வச்சு எங்களால் எழுத முடியாது எங்களுக்கு கொரோனா வந்து எங்கள் குடும்பத்தாருக்கும் வந்துருக்கோம் ஸோ இந்த கேஸ் இந்த நேரத்தில் நாங்கள் போய் எங்கள் வீட்டில் இருக்கோம் கொரோனா வந்து அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியும் பதினெட்டு வயசு கீழே இருக்கணும் தடுப்பூசி போடக்கூடாது அதாவது தடுப்பூசியை கண்டுபிடிக்க இல்லை அதை காட்டியும் கூத்தருக்கு ஆனால் ஆல் பாஸ் வழங்க வேண்டும் கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏறி வந்தது அதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வருகிற மே முப்பத்தொன்று தள்ளி வச்சிட்டாங்க தள்ளி வச்சதுல என்ன மகிழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே பொது தேர்வு நடத்துறதுக்கான சாத்தியக்குறைகள் எவ்வளோ இருக்குது அப்படி நடத்தினா மாணவர்களுக்கு என்னென்ன சேஃப்டி நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க என்னென்ன பாதுகாப்புலாம் நீங்கள் கடைப்பிடிப்பீங்க அப்படின்ற வந்து சிபிஎஸ்சி e சொல்லணும்ட்டு இப்போ வந்து கேஸை வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஸோ அப்போ கூட இது சிபிஎஸ்சி e தானே பிறந்த ஸ்டேட் போர்டுக்கு பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை அந்த கேஸில் வந்து பொது தேர்வு ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அது நம்ம தமிழகத்துக்கும் பொருந்தும் நம்ம கேஸ் போட்டு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஆல் பாசிட்டிவாக வாங்கிடலாம் அதே அவங்களுக்கு பொது தெரிவு இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கும் இருக்கும் இருக்கும்னு கிடையாது இப்போ வந்து பொது தெரிவு ரத்து பாருன்னு சொல்லிட்டாங்க நம்ம தமிழகத்துக்கும் பொருந்துற மாதிரி கேஸ் போட்டு ஈஸியாக ஆல் பாசிட்டிவாக வாங்கிடலாம் அது மட்டும் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் பொது தெரிவு இருக்குன்னு சொல்கிறது நமக்கும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அப்பயும் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம முதல் அறிவிப்பார் நடத்தலாமா வேணாமா ஆன்லைனா அப்படின்றத பற்றி அறிவிப்பார் பட் அவங்க ரத்து பண்ணிட்டாங்கன்னா நமக்கும் சேர்ந்து பொருந்துற மாதிரி கேஸ் போட்டு ஜெயிச்சிடலாம் ஸோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க மட்டும் நம்ம கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கும் ஸோ தமிழகத்தில் இருக்க முறையை பார்த்து நடத்தாமல் வேண்டாமா இல்லை அப்படின்னா ஆன்லைன் நடத்தலாமா முடிவெடுக்கலாமா முடிவெடுப்பாங்க ஸோ வருகிற மே முப்பத்தொன்று ஸோ தெளிவாக நடக்கும் மோஸ்ட்லி கிடச்சிரும் ஊரடங்கு நீட்டிக்கிற ஊரடங்கு நீட்டிக்கிற ஆலோசனையும் மே முப்பதாம் ஒன்று கண்டிப்பாக இருபத்தொம்போதில் முப்பதுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் ஸோ அப்பயும் வந்து இதை பற்றி பேசணும் அதிக வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி அப்படியே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லைனா நல்லா படிக்க தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள்